ஐயோ லேடி பகர் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் I am speaking, grass Sit down. Show something. You mean that slab? Then show Too much. Turned it into. Three much. மாமி தேவையுள்ளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ வெளிய போகணும் ஐயோ என்ன என்ன ஃபீலிங்கு எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணிய புடுங்க வாடா வாங்கடா ஐயோ அப்ப நாங்க என்ன யாரு ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா you regret buying then show what you turned it into நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் You are my best friend, my only best friend. இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. My guys are best friend. You never know your best friend. how much I love you best friend. Pistol. Hey, இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? உன் வேலை என்ன தெரியுமா ஆள் வந்தா விசிலடி அதோட நிறுத்தி பாடுறி ராசாத்தி மூடுறி ஐயோ உங்ககிட்ட அடம் புடிப்பிய இவர்தான் இவருக்கு இதான் வேலை அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற ஐயோ ஐயோ அறுத்து கிழிச்சு அறுத்தாமா சித்தப்பா இல்ல என்ன நினைச்சு எவ்வளவு வரும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல எவ்வளவு disturbance rascal stand up man ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா லோல்டு பண்றான் பாரு உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ரொம்ப வாசிக்காத அப்படியே ஒரே ஒரு நடவு ஊழ விடு பத்திக்குமா good morning officer I am speaking, no class speaking. Sit down. Give respect, take respect.